ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க நம்ம அன்றாட ந வருஷங்களில் நம்ம நம்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபுட் ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நினச்சது எல்லாமே வந்து முற்றிலும் மாறுபட்டது அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷய கோட்பாடு வந்து இப்போ இப்போ வந்து வெளி வெளி வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் உங்கள் Vicky welcome to commentary cup ஏதா ஊதுபத்திலாம் இருக்குதா முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும் அது எப்படி வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம எல்லாருமே வந்து அன்றாடம் தேவையில யூஸ் பண்ற விஷயங்கள் சாக்லேட் ஆகட்டும் ஃபுட்ஸ் ஆகட்டும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆகட்டும் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற விஷயங்கள் தான் நான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் Maggi KitKat and baby products and most of all food products இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து அடங்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா yearly ten thousand crore earn பண்ணுறாங்க பத்தாயிரம் கோடி இது மூலயமா சம்பாதிக்கிறாங்க இந்த கம்பெனி கிட்டத்தட்ட நூறு வருஷமாக நம்ம இந்தியாவில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நம்ம இந்தியாக்குள்ளே வர ஆரம்பிச்சது ஏகதேக நூறு வருஷம் வந்துருச்சுங்க இன்னொரு ஒரு வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு நூறு வருஷம் கணக்கு வந்துடும் ஸோ நூறு வருஷமாக நம்ம இந்தியாவில் இருக்குது அந்த கம்பெனி பேர் என்னென்னா நெஸ்லி நெஸ்லி கம்பெனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேகி இதை சப்போர்ட் பண்ணுற நெஸ்லே நெஸ்லே கம்பெனியை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னடா இதில் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை பற்றி ஒரு ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இல்லை கரீம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் இருக்க லெபார்டரியில டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு சுப்ரீம் இருந்து ஆர்டர் வாங்கி இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னே நெஸ்ட்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மேகிக்கு வேற ஒரு புது சிஓ சிஇஓவை e e போட்டிருக்காங்க புது புது சிஇஓ e போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள யூஸ் பண்ணி இதை வந்து மேலும் மேலும் இதை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் ஏன்னா ஒரு நூறு வருஷமா நம்பிட்டு இருந்தது திடீர்னு வந்து அதை வந்து தப்பு அது இப்படி ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்குங்க அதை மாற்றணும் அப்படிங்கிறக்காக ஒரு புது சிஇஓ போட்டு அந்த இதை மாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரம் டன் முப்பத்தேழாயிரம் டன் மேகியை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அழிச்சிருக்காங்க அழிச்சு அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு ஒரு ஐநூறு கோடி பக்கத்தில் லாஸ் ஆயிருக்கு ஐநூறு கோடி எல்லாம் ஒரு மேட்றாங்க வருஷம் பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஐநூறு கோடி எல்லாம் ஓவா அப்படிங்கிற மாதிரிங்க அவங்களுக்கு அதை வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதில் நாங்கள் வந்து அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எதுவும் இன்க்ளூட் பண்ணலாம் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து ரீ சேல் கொண்டு வந்தாங்க இதுக்கு குள்ள கொண்டு வந்தாங்க வித்தின் அ மந்த் ஒரு மாசத்துக்குள்ள இத்தனை விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் டைம் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அன்ஹெல்தி இது மூலியமா உடம்புக்கு ப்ராப்ளம் வரும் ஒரு ஸ்லோ பாய்ஷன் மாதிரி தான் இப்போ ஆரம்பிச்சோம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் நம்ம உடம்புல இது இதனால உடம்புக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மேகியோட பேரண்ட் கம்பெனியான நெஸ்லே வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு பெரிய ஆளுகளா சின்ன ஆளுலாம் இல்லைங்க மேகி எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது முக்கியமாக மிடில் கிளாஸ் ஆளுங்க எல்லாமே வந்து இந்த மேகிஸ் வந்து அதிகபட்ச அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த அளவு ஃபேமஸ் ஆனது மேகி ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆனோம் அப்படின்னா யாராச்சும் யூஸ் பண்ணாம இருப்பாங்களா இது ஏன் இவ்வளோ யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நூறு வருஷமா இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ல இருக்கு அப்படிங்கும்போது இது ஏன் நம்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு இது சாப்பிட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கை வந்து அப்படியே தூக்கி போட்டு செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு அடிச்ச மாதிரி அந்த நம்பிக்கையை வந்து அடிச்சு உடச்சிட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராடக்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல Um, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நம்ம எதுக்கு அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தியாக இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஹெல்த்தியாக இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஹெல்த்தியாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க மெயினாக uh, இதில் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஃபுட் ரேட்டிங்ஸ் வந்து எடுப்பாங்க uh, அந்த ஃபுட் ரேட்டிங்ஸ் தகுந்த மாதிரி அவங்க எப்படி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து குட்டாக சாப்பிடலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது அவுட் ஆஃப் ஃபைவ்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு எபோவ் இருந்துச்சுன்னா இதெல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட்ற ஆகிட்டே இல்லை அப்படின்னு சொல்லுற மாதிரி அவங்க கோட்பாட்டில் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் லைக் வாட்டர் தண்ணி ஆகட்டும் காஃபி ப்ரா காஃபி ஆகட்டும் ஒரு சில டைரி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் மேகி கிட்கேட் ஒரு சில சாக்லேட் ப்ராடக்ட்ஸ் uh, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ தான் ரேட்டிங்ஸாக இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது பக்குன்னு என்னன்னா அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திணறுது ஆனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களோட விஷயம் இதை பார்த்துக்கப்புறமும் நம்ம யூஸ் பண்ணுறது சாத்தியக்குறே இல்லாத விஷயம் இது எப்படி வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசப்பட்டதாக வந்து நம்ம நம்ம கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அன்ஹெல்தி இது வந்து ஒரு ஸ்லோ பாஷன் மாதிரி ஃபியூச்சரில் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருக்காங்க இது வந்து வெளியில் கசங்கினோன்னு இது மூலிமா அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து ஃபினான்ஷியல் டைம்ஸ் ரிப்போர்ட் வந்து இதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம்ல நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நமக்காச்சும் பரவாயில்ல மேகி கிட்கேட் இதோட போயிடுச்சு ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டே நெசை வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினில் பிஸா ரெடிமேடாக வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் அன்ஹெல்த்தி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளை கூட பெரிய பாதிப்பு அங்கே நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து மேகி கிட்கேட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணால் போதும் அவங்க நிறையா அவாய்ட் பண்ண வேண்டியதுக்கு பிஸ்ஸா ஆகட்டும் பர்கர் இது பேசி எல்லாமே அவங்க வந்து அங்கே வித்துட்டு தான் இருக்காங்க இதெல்லாமே அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லா மைண்டில் ஏற்றிடுங்க நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி டூ மினிட்ஸ்ல ரெடி ஆகுது ஃபைவ் மினிட்ஸ்ல ரெடி ஆகுது டென் மினிட்ஸ்ல ரெடி ஆகுது அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நம்ம சாப்பிடாம இதான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன நான் வெறும் நெஸ்லே கம்பெனி மட்டும் சொல்ல பல கம்பெனிஸ் இருக்கு அதில் இன்னும் டெஸ்ட்டுக்கு போகல டெஸ்ட்டுக்கு போனால் லெபரேட்டரி போனாலும் அதுல எவ்வளவு அதில் எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்குன்னு சொல்லி தெரியும் நூறு வருஷம் கழிச்சு இது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த ரிப்போர்ட் வரைக்கும் நமக்கு நூறு வருஷம் ஆச்சு அப்போ மற்ற கம்பெனிஸோட ரிப்போர்ட் எப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஏன் நம்ம கபோர்ட்ல எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்குது அந்த அத்தனை ப்ராடக்ட்ஸோட பின்னாடி இன்கிரீடியன்ஸ் நம்ம படிக்கிறோம் சோடியம் வேற என்னங்க வேற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபேட் சுகர் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்பாங்க அதெல்லாமே நம்ம படிக்கணும் படிச்சுட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக்கெட் ஓப்பன் பண்ணி பிரித்து நம்ம உள்ளே போட்டுரும் ஏன்னா அது மூலிமா நமக்கு என்னென்ன நம்ம ஒரு ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது நம்ம ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது நம்ம ஒரு அது பேஸை நம்ம செக் பண்ணுற ஆள் கிடையாது லெபார்டரி பர்சனும் கிடையாது ஸோ நம்மளாம் கண்டுபிடிக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கண்டுபிடிச்சி சொன்னக்கப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அது தவறான செயல் இன்னும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு இஷ்யூ ஆக்க போகுது ப்ராப்ளம் ஆக்க போகுதுன்னு நமக்கு தெரியல தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம் நிறையா ஃபுட் இஷ்யூஸ் வந்திருக்கு அதில் இது ஒன்று தான் ஃபுட் பேஸ்டு நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு எதில் வேணாலும் ஊழல் பண்ணுங்க பட் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் மட்டும் ப்ளீஸ் ஏன்னா நீங்கள் ஊழல் பண்ணாமல் நம்பி கொடுக்குறீங்க அப்படிங்கிறனால தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு ஆகட்டும் பிறந்த குழந்தைக்காகட்டும் தாய்ப்பாலுக்கு அப்புறம் நாங்கள் அந்த ப்ராடக்டை கொடுக்குறதுக்கு ரீசன் என்னென்னா நாங்கள் அந்தளவு நம்புகிறோம் தாய்ப்பால் ஈக்குவலாக நாங்கள் வந்து நம்புகிறோம் உங்களோட ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு ஆனால் எங்கள் நம்பிக்கையை வந்து டக்குன்னு உடைக்கிற மாதிரி பண்ணிடுறீங்க எங்களை எங்களை வந்து எங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க வாங்குறவங்களுக்கு ஆகட்டும் பையர்ஸ் ஆகட்டும் செல்லர்ஸ் ஆகட்டும் வாங்குறவங்களாகட்டும் விற்கிறவங்களாகட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் ப்ராப்ளம் பண்ண யோசிக்காதீங்க அடுத்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் <laughs> இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விக்கி நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்